வணக்கம் கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் எப்படி டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் மாற்றுறதுன்னு சொல்லிப்போம் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ செக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம நம்ம எப்படி ஷார்ட்கட் ஃபார்மில் வெப்சைட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதான் பார்க்க போகிறோம் இந்த வாட்ஸ்அப்லாம் ஸோ அடுத்த வீடியோவில் நான் எப்படி வாட்ஸ்அப் நம்ம கம்ப்யூட்டரில் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி இப்போ நம்ம அந்த இதெல்லாம் வெளியே எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ் வாங்க கைஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இப்போ ஆல்ரெடி வந்து குரோம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தாலே தெரியும் ஓகே இந்த குரோமை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து இங்கேனக்குள்ள இதில் இருக்கும் கைஸ் இதில் நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு யூடியூப் எடுக்கிறேன் கைஸ் ஓகே கைஸ் இப்போ யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ் ஓகே ஓகே கைஸ் இப்போ யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே ஓகே இங்கே எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாட் இருக்கும் இது க்ரோமில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஃபயர் பாக்ஸ் மற்றதுக்கு போனாலும் ஒர்க் ஆகாது அதை நான் மெயினாக சொல்லிக்கிறேன் ஓகே இப்போ க்ரோமில் இது ஓப்பன் பண்ணானேயும் இங்கே வந்து கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா மோர் டூல்ஸ்ன்னு இருக்கும் அதை அப்படியே வச்சுருங்க இல்லை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே க்ரியேட் ஷார்ட்கட்டுன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே யூடியூபான்னு கேட்கும் ஆமாம் யூடியூப்னு கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா ஓப்பன் அஸ் விண்டோவா இப்படி வெப்சைட்டை ஓப்பன் ஆகணுமா இல்லை விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகணுமான்னு கேட்கும் நான் வந்து இப்போதைக்கு கிரியேட் அஸ் விண்டோன்னு கொடுத்துருவேன் ஓ அப்படின்னா இப்படி தான் இருக்கும் கைஸ் பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் ஓகே கைஸ் இப்போ நான் வெளியே காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே வெளியே யூடியூப்னு அந்த லோகோவோட க்ரியேட் ஆயிடுச்சு கைஸ் இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் கைஸ் ஓப்பன் ஆனால் இப்படி வருது பார்த்தீங்களா கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ் ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கு கைஸ் மேலெல்லாம் இதே இது நீங்கள் அப்படி கொடுக்காம இருந்தீங்கன்னா மேலே வெப்சைட் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும் கைஸ் அவ்வளோதான் கைஸ் ஓகே கைஸ் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் விக்னேஷ் கிரியேஷன் சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்